ஆறு வேலை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க என் சொத்துல மண்ணலி போறீங்களா என் பசியோட மாமலாம் உங்களை விடாது